வணக்கம் இப்போ நாம் silver mega five minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் செவன் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் அந்த பைக்கால் நல்லா செகண்ட் டேரக்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ செவன் ஓ கிளாக் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சு அப்படின்றனால கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நம்ம இந்த கேண்டில்னுடைய கலர் பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ரெட் கலர்னால் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் அதே க்ரீன் கலர் வந்தால் பையிங் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் sell at sixty one thousand four sixty seven இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு இதில் ஃபஸ்ட் ஆரட்டாக வந்து வந்திருக்குது sixty one thousand three hundred and thirteen so கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஷோ பண்ணுது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும் ஸோ ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் ரெண்டு தான் இருக்குது ஸோ ஒன்று க்ரீன் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லாட்டினா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ கால்ஸ் இதில் ரிப்பீட் ஆகாது இப்போ ஆல்ரெடி நமக்கு பைங் ட்ரெண்ட் இருந்தால் நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் ட்ரெண்ட் தான் வந்து வரும் ஸோ நமக்கு இப்போ செல் ட்ரெண்ட் இருக்குன்னா இப்போ அடுத்த கால் வந்தால் பை ட்ரெண்ட் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் மாற்றி மாற்றி தான் வரும் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் கால் வந்தால் என்ன வரும்ன்றதையும் யார் வேணாலும் பார்த்தோன்னா ப்ரிகாஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க அந்த செல் கால் நமக்கு நல்ல ஒரு டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது so sixty one four sixty செவனில் வந்தது sixty one thousand four hundred ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இது நம்ம அப்படியே கண்டினியூ ஆகி sixty one thousand three hundred வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் டார்கெட் ரீச் கொடுத்துச்சு இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல டவுனில் இறங்கினதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ நமக்கு செல் கால் ஒரு செவன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய ஸ்பீடு நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனாலையும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்றனாலையும் ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு இன்னொரு ஒரு மெயினான ரீசன் கேட்டிங்க அப்படின்னா சில்வனுடைய மூமெண்ட் இன்றைக்கி ஆக்சுவலி மார்னிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்லேயே அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதுனால நமக்கு அது கண்டினியூ ஆனதில் ஃபஸ்ட் டாரட்டாக ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு அந்த செல் கால் பார்த்திங்கன்னா sixty one thousand two hundred range வரைக்கும் டவுன் சைடில் அதுக்கப்புறம் இறங்குச்சு ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக் கால் இந்த பைக் கால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஜென்ரேட் ஆயிருந்துச்சு லெவன் டுவெண்ட்டிக்கு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் த்ரீ நைன்டீனில் இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட்டையும் ரீச் வந்து